வேலையை முடிச்சிட்டு வெளியே வாங்கப்பா சிசுமாரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வந்த வேலையை முடிக்க வேண்டாமா சீக்கிரம் வா ஐயா எனக்கு ஜாலியா இருக்கு இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு வேலையை முடிச்சிட்டு நம்ம வெளியில போய் ஆகணும் கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி உனக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சா அப்பாட சில்லுன்னு இருக்கு இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் பாக்கி இருக்கு அதுக்குள்ள அதை அழிச்சிட்டு அவங்க வெளியே வந்துடுவாங்கல்ல இப்ப நமக்கு டைம் இல்ல சீக்கிரமா வேலையை முடிக்கணும் வரியா சிசுமாரு ராட்சச பாக்டீரியாவை கண்டுபிடிக்கணும் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் அட்டோரே ராட்சச பாக்டீரியா சத்தம் கேக்குதா உனக்கு ஆமா ராட்சச பாக்டீரியா வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏ ராட்சச பாக்டீரியா உன்னை நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் டிங் உனக்கு ஒண்ணும் இல்லையா நல்லதானே இருக்க டிங் டிங் ஆட்டோரி சீக்கிரம் வெளியே வந்துடுப்பா சீக்கிரம் ஆட்டோரி எவ்வளவு பெரிய பள்ளம் இரு நான் வந்து ஹெல்ப் பண்றேன் இந்த என்னன்னு சொன்னதுல தெரியும் அட எல்லாம் கனவா ஹட்டோரி நீயும் சுஷிமாருவும் என் வயித்துக்குள்ள போனீங்கப்பா எனது உன் கனவுல நாங்க ரெண்டு பேரும் உன் வயித்துக்குள்ள போனோம் இல்ல இல்ல இல்ல அந்த மான்ஸ்டர் பாக்டீரியா நான் முதல்ல அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்க போறேன் இனிமே நான் கை கழுவிட்டு தான் சாப்பிடுவேன் மறந்துட்டான் போல இனிமே கெனிச்சு பெரியவங்க வார்த்தையை எப்பவும் தட்டி பேச மாட்டான் டிங் டிங் நம்மள பாராட்டுறவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் நமக்கு நல்லது டிங் டிங் எனக்கு என்னமோ தீர வாசனை தான் தெரியுது என்னது சுபாமே நமக்காக சமையல் பண்றாளா அவளுக்கு அது கூட வருமா நல்லா ஆமா உங்களுக்காக நல்லா ஃப்ரை பண்ணிருக்கேன் சாப்பிட்டு என்ஜாய் <laughs> இல்லாம எப்படி பர்கர் சாப்பிட முடியும் இருங்க நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் இப்போ என்ன பண்ணாதண்ணா கண்டிப்பா இத சாப்பிடுன்னு என்கிட்ட சொல்லிடாதீங்கப்பா என்னால முடியாது காஞ்சி போன கறிக்கட்ட மாதிரி இருக்கு இது உங்க ஊர்ல பர்கரா பொறுமையா இருக்கியா கெனிச்சி யூபிகா என்ன இது பக்கம் உனக்காக ஸ்பெஷலா குக் பண்ணி கொண்டு வந்தேன் எனக்காக ஸ்பெஷலா சமைச்சதா என்னதுப்பா உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே கொண்டு வந்திருக்கேன் வா பாக்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கு தேங்க்ஸ் பா எனக்கு கூட தான் நாக்கு ஊடுது லேட்டா நீங்க சாப்பிடுங்க மாமி வரதுக்குள்ள சாப்பிடலாம் டிங் டிங் ரொம்ப பசியா ரொம்ப ருசியா இருக்கு யுமிகோ சூப்பர் நல்ல வேளை நீ கொண்டு வந்த இல்லனா நாங்க பட்டி கடந்திருக்கணும் இல்லனா பர்கர்ங்கிற பேர்ல ஒரு கறி தொட்டு சாப்பிட்டுருக்கணும் இது லட்சணத்துல சூப்பரா கொண்டு வர போயிருக்கா இவ்வளவு கேட்டமா என்ன சுபாமே பின்னாடி நிக்கிறா சுபாமே சுபாமி நான் யூமிகோக்காக சொன்னேன் பர்கரை பத்தி இப்படியே பேசுவீங்க சுபாமி ஹட்டோரி என்ன இருந்தாலும் நீ சுபாமி சமையல அவ்வளவு கேவலமா பேசியிருக்க கூடாது கெனச்சி எவ்வளவு வருத்தமா போறா பாத்தல்ல சுபாமி சுபாமி உண்மையிலேயே உன்னோட பர்கர் சூப்பரா இருந்துச்சுப்பா நீ எப்ப சூப் கொண்டு வருவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நடுவுல அந்த யூமிக்க வந்துட்டா சரி அவ கொண்டு வந்தது சாப்பிடலன்னு ஃபீல் பண்ணுவாளேன்னு சாப்பிட்டேன் ஆமாப்பா அதெல்லாம் என்ன நான் கொஞ்சம் இவளோட யூமிக்கோ என் ரொம்ப இருக்கா என்ன பண்றது இந்த பொண்ணுங்களே இப்படிதான் கேளுச்சு எப்போ யார் மேல எப்படி கோவப்படுவாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது என்ன பண்றது எங்க எஸ்கேப் ஆற எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு கெனிச்சி அதை முடிச்சிட்டு நான் உடனே வந்துடுறேன் நீ பாத்துக்கோ இது உனக்கே நியாயமா இருக்கா எனக்கு உதவி பண்ணுவேன்னு பார்த்தா குழப்பி விட்டுட்டு போயிட்டே ஹட்டோரி கிஃப்ட் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும் இருந்த பாக்கெட் மணி எல்லாம் காலி என்ன பண்றது ஃபிளவர் கூட கிஃப்ட் தானே இத கூட நல்ல ஐடியா இந்த ஃபிளவர்ஸ் கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்துறேன் நான் இங்க ஃபிளவர்ஸ் வச்சிருந்தேனே எங்க காணோம் இம்மிக்கு அவ தந்தச்ச பட்டான்னு கெஞ்சிதான் அப்படி சொல்லலன்னா சுபாமே நாள் புற அழுதுட்டு இருந்திருப்பா ஏன் கணேஷ் இப்படி மாத்தி மாத்தி பேசுற ஏ யூமிக்கோ நான் சொல்றது கேப்பாளா உனக்காக ஆசை ஆசையா நான் பூவெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் பாரு வாவ் எவ்வளவு அழகா இருக்கு ஆமா யூமிக்கோ மலை உச்சில இருந்து உனக்காகவே பறிச்சிட்டு வந்த யூமிக்கோவோட சந்தோஷத்துக்காக எவ்வளவு வேணாலும் ரிஸ்க் எடுப்பா இவ கேணிச்சி உன் சிரிப்புக்கு முன்னாடி என் உயிரெல்லாம் தூசா நினைக்கிற நிஜமாவா இப்படி ரீல்ஸ் இந்த அழகான பூவை உன் தலையில வச்சேன்னா அப்புறம் உன் முகத்தை உனக்கே பிடிக்காம போயிடும் நான் உண்மையதான் சொல்றேன் இந்த பூவோட அழகுக்கு முன்னாடி நீ ஒண்ணுமே இல்ல வேஸ்ட் என்ன சொன்ன ஐயோ ஐயோமிக்கு நான் சொல்றத கேளு ப்ளீஸ் நான் சொல்றத கேளு ஐயோமிக்கு நிஞ்சா டெக்னிக்கை இப்படி உன் இஷ்டத்துக்கு பயன்படுத்துறது ரொம்ப தப்பு சுபாமே ஹட்டோரி நீயா உனக்காக ஆசையா கொண்டு வந்த ஃப்ளவர்ஸ கேனிச்சி கிழிச்சு பண்ணது தப்புன்னு நான் ஒத்துக்கறேன் ஆனா நீ பண்றதும் பெரிய தப்பு தானே சுபாமே நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற சாரி எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா ஹட்டோரி ஆமா உனக்கு ஹெல்ப் பண்றதா முடிவு பண்ணிட்டேன் கெனச்சி ஆனா அதுக்கு முன்னாடி யுமிகோக்கு மேல நம்பிக்கை வர மாதிரி ஏதாவது பண்ணணும் அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன் என்ன ஐடியான்னு சொல்லு டோரி நான் இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு யுமிகோவை நல்லா கொலைச்சு கொலைச்சு பயமுறுத்துறேன் அந்த நேரம் பார்த்து நீ அங்க வந்து என்ன அடிச்சு மிதிச்சு என்ன அங்க இருந்து துரத்திடு அதுக்கப்புறம் பாரு யூமிகோ உன நிச்சயமா நம்புவா <laughs> அப்போ யூமிகோ என்ன ஹீரோ மாதிரி பாப்பா ஹட்டோரே சீக்கிரம் கிளம்பு டிங் டிங் இந்த வேஷம் போட்டா <laughs> சொன்னபடி ஹட்டோரி வேலையை ஆரம்பிச்சிட்டா ரெடி ஐயோ கவலைப்படாத நான் வந்துட்டேன் ப்ளீஸ் கெனிச்சி காப்பாத்து நீ தேரி இரு யுமிகோ நான் வந்துட்டேன் ஏன் எப்பவும் இப்படி சொதப்பறான் கெனிச்சி ப்ளீஸ் என்ன வந்து காப்பாத்து ப்ளீஸ் ப்ளீஸ் நீ கிட்ட இரு நான் வரேன் மறக்கவே மாட்டேன் நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐட்டோம்ல இன்னைக்கு உனக்கு லஞ்ச் எங்க வீட்ல தான் என்னது உங்க வீட்ல லஞ்சா எதுக்கு தேங்க்ஸ் யுமிகோ சுபமே நான் நான் சரி சரி போலாமா ஓகே இல்ல கட்டூரி பெருசா ஒன்னும் அடிபடலையே பெருசா ஒண்ணும் இல்ல கொஞ்சம் தான் அடிபட்டது ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் அவனை மிதிச்சிருந்தா என் நிலைமை அதோ கதிதான் டிங் டிங்